யாரையும் மலராய் வாழ்கிறாய் மலராய் வாழ்கிறாய் ஓ மனிதனே நீ எங்கே போகின்றாய் மண்ணில் பிறந்த திரும்புமா மண்ணில் கணம் உன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய் மரணம் உன்னை நெருங்கும் போது எங்கே ஓடுவாய் மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை அறிவாயா மரணத்தின் பின்னே நடப்பது என்ன என்பதை அறிவாயா ും മഴയും മണരായി പാടുക பிறந்த மானிடனே ஆவியாய் மறிக்கிறாய் பாவியாய் பிறந்த மானிடனே பாவியாய் மறிக்கிறாய் இயேசுவை உள்ளத்தில் பெற்றால் இன்றே மரணத்தை வென்றிடுவாய் இயேசுவை உள்ளத்தில் பெற்றால் இன்றே மோட்சத்தில் என்றும் வாழ்ந்திடுவாய் நித்திய ஜீவனை பெற்று மோட்சத்தில் என்றும் வாழ்ந்திடுவாய் Oh, Marie.